அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குபேர முத்திரையை பத்தி பார்க்க போறோம் குபேர முத்திரையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த குபேர முத்திரையை எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இல்லை உங்க வேலையில முடிச்சுட்டு பண்ணலாம் இல்லை சாயந்தரம் சாமி கும்பிட்டுட்டு விளக்க பற்ற வச்சுட்டு ஊதுபத்தி காட்டிட்டு உட்காந்து நீங்க செய்யலாம் குபேர முத்ரை அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி செய்யணும் மூச்சு நல்லா எந்த அளவுக்கு இழுக்குமோ இழுத்துட்டு மூச்சு வெளியே விடணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை நீங்க செய்யுங்க பிரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி ஃபர்ஸ்ட் செஞ்சிருங்க செஞ்ச வாட்டி அந்த குபேர முத்திரையை யூஸ் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன் அந்த மந்த்ராஸ் குபேரனோட மந்திரம் கொடுத்துருப்பேன் அந்த முத்ராவை எப்படி செய்யணும் செஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முத்ராவை இப்படி வச்சுக்கணும் உங்க பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க முத்ராஸ் இப்படி தான் வைக்கணும் தெரியுதுங்களா கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை குபேர மந்திரத்தை நம்ம சொல்லணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குபேர மந்திரம் கொடுத்துருக்கேன் பாருங்க இப்படிதான் வச்சுக்கணும் குபேரம் முத்ரா இதுதான் குபேர முத்ரா சரிங்களா இந்த குபேர முத்ரா இப்படிதான் யூஸ் பண்ணும் மூச்சு பயிற்சி செய்யுங்க செஞ்சதுக்கு பின்னாடி இந்த முத்ராவை பிடிங்க அப்புறம் இந்த மந்திரம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு முறை சொல்லலாம் லெவன் டைம் சொல்லுங்க ஒரு நாளைக்கு போதுமானது இல்லை அதிக நேரம் சொல்லணும்னா இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் சொல்லலாம் நீங்கள் இந்த முத்ரா வச்சு அந்த மந்த்ரா நீங்கள் சொல்லலாம் குபேரோட மந்திரம் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான விஷயம் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்